வணக்கம் இப்போ நாம் பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா செப்டம்பர் தேர்ட் டைம் இப்போ பார்த்திங்கன்னா நைன் ஃபிஃப்டின் ஆகுது மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிட்டு மேலே தான் வந்து ரைஸ் ஆகிட்டுருக்கு தேர்ட்டி செவன் தௌசண்ட் மேலே ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு ப்ரீவியஸ் டே செப்டம்பர் டூ பார்த்திங்க அப்படின்னா பைக்கால் ஜென்ரேட் ஆனபடி டார்கெட்டை டச் பண்ணியிருக்கு அப்படியே க்ளோசிங் வந்து போயிருக்கு அடுத்து இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட்டும் வந்து மேலே தான் வந்து ஓப்பன் ஆயிருக்கு ஸோ மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு நமக்கு டவுன் சைடில் இறங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ட்ரெண்ட் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா நமக்கு செல் கால் வந்து ஜெனரேட் ஆகும் ஸோ இதில் கால்ஸ் ரிப்பீட் ஆகாது ஸோ கண்டிப்பாக இப்போ நம்ம செல் கால் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் அதாவது ட்ரெண்ட் வந்து திரும்புகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் பையிங் பையிங் ட்ரெண்ட்லேருந்து செல்லிங் ட்ரெண்டுக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போ நமக்கு செல் ட்ரெண்ட் எப்போ வருது அப்படின்ட்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டென் டுவெண்ட்டி நைன் ஆகுது மார்க்கெட் இப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் சைடில் இறங்க ஆரம்பிச்சிருக்கு இறங்க ஆரம்பிச்சதில் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு செல் கால் வந்துருச்சுன்றனால நமக்கு கேண்டில் வந்து ரெட் கலரில் சேஞ்ச் ஆயிருக்கு அடுத்து இதில் எந்த பாயிண்டில் செல் பண்ணலான்னு அது ஒரு ஸ்ட்ரைட் லைன் வருது பாருங்கள் தேர்ட்டி செவன் தௌசண்ட் லெவனில் செல் பண்ணலான்னு வருது நமக்கு இப்போ ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி செவன் சிக்ஸ்டி ரேஞ்சில் போகுது ஸோ ஆல்ரெடி மேலே தான் வந்து ட்ரேடிங் போகுது ஸோ நம்ம ஈஸியாக பார்த்தீங்கன்னா என்ட்ரி பாயிண்ட் எடுக்கலாம் அடுத்து கீழே ரெண்டு ரெட் கலர் லைன்ஸ் இருக்குல்ல ஸோ இதெல்லாம் வந்து டார்கெட் லைன் ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா thirty six thousand nine hundred and நைன்டீன்னு போட்டிருக்கு செகண்ட் டாரட் பார்த்தீங்கன்னா thirty six thousand eight twenty six so நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆகிருக்குது தேர்ட்டி செவன் தௌசண்ட் லெவனில் ஸோ இந்த மாதிரி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் இந்த சார்ட்டில் ஜென்ரேட் ஆகிற கால் வந்து இப்படி தான் இருக்கும் எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கால் ஜென்ரேட் ஆகுது பேங்க் நிஃப்டியில் க்ரூட் ஆயிலன்னு நம்ம வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம் அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்குறனாலும் என்எஸ்சி கமாடிட்டி டேடர் சேனலில் போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இன்றைக்கி ஓப்பனிங் நம்ம பார்த்தோம்னா ஓப்பனிங் இப்போ தான் நைன் ஃபிஃப்டின் காட்டணும் அப்போலேருந்து தொடர்ந்து rising thirty seven thousand two hundred ரேஞ்செலாம் தாண்டிச்சு but once thirty seven thousand two hundred range reach out ஆனோன்னே அதுக்கு மேலே மார்க்கெட்டால் போக முடியல ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி இருந்திருக்கு ஸோ தேர்ட்டி செவன் தௌசண்ட் ரேஞ்சுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ரிட்டர்ன் ஆயிடுச்சு ரிவர்ஸ் ஆயிடுச்சு இப்போ ஒரு பிக் கேண்டில் ரிவர்ஸ் வந்தோன்னா டவுன் சைடில் நல்ல ஒரு பிரேக் அவுட் கிடச்சோன்னு தான் நமக்கு செல் காலாக வந்து சேஞ்ச் ஆச்சு ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு இந்த சார்ட்டில் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஜெனரேட் ஆயிருக்கு அந்த கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட் ரொம்ப நேரமாக பார்த்தீங்கன்னா தேர்ட்டி செவன் தௌசண்ட் ரேஞ்சிலே தான் ட்ரேடிங் போச்சு அதாவது அந்த செல் கால் வந்துச்சுல அந்த பாயிண்ட்லேயே தான் ட்ரேடிங் போச்சு ஒரு நைன் மினிட்ஸாக அதுக்கப்புறம் இப்போ தான் மார்க்கெட் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த தேர்ட்டி செவன் தௌசண்டை விட்டு கீழே ஸ்ட்ராங்காக இறங்குச்சு இறங்கினதில் இப்போ நமக்கு ஃபஸ்ட் ஆரட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆனது டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு எப்படி மேலே தேர்ட்டி செவன் டூ ஹண்ட்ரட் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சோ தேர்ட்டி செவன் தௌசண்ட் ஒரு சப்போர்ட்டிவ் ரேஞ்சாகவும் இப்போ ஒரு டென் மினிட்ஸாக இருந்துச்சு ஒன்ஸ் அது ஸ்ட்ராங்காக டவுன் சைட் பிரேக் அவுட் ஆனோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா ஸ்பீடாக பார்த்தீங்க அப்படின்னா இறங்கியிருக்கு ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு பேங்க் நிஃப்டியில் ஃப்ரைடே நமக்கு ஓப்பனிங்கில் வந்த செல் கால் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு இது பார்த்தீங்கன்னா bank Nifty weekly option thirty seven thousand five hundred put option so put ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா செவன் டென் ரேஞ்சில் நமக்கு பைக்கால் வந்து வந்திருக்கு வந்துட்டு அது பார்த்தீங்கன்னா எயிட் டுவெண்ட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரீச் அவுட் கொடுத்துருக்கு எப்போனா நமக்கு அந்த பேங்க் நிஃப்டியில் ஃபஸ்ட் டாரட் அச்சீவ் ஆச்சில் அப்போ நமக்கு எயிட் டுவெண்ட்டி போச்சு இப்போ வந்து செகண்ட் டாரட் பேங்க் நிஃப்டியில் போயிருக்கு அதனால் இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா எயிட் நைன்ட்டி ரேஞ்சுக்கு மேலே ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு ஸோ பேங்க் நிஃப்டியில் நம்ம அந்த ஃப்யூச்சரில் டேரெக்டாக தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு கிடையாது இந்த மாதிரி ஆப்ஷனில் அப்ளை பண்ணியும் இதில் வர கால்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் ஆப்ஷன்லையும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் என்ட்ரி பாயிண்ட் என்ன அப்படின்றது கம்ப்ளீட் டீட்டெயில் வந்துடும் ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம கம்மிங் வீக்லி ஆப்ஷன் தான் பார்க்குறோம் ஸோ செல் கால் வந்திருக்குன்றனால புட் ஆப்ஷன் வந்து ஷோ பண்ணுறோம் இதே பைக்கால் வந்தால் நம்ம கால் ஆப்ஷன் எடுத்துக்கலாம் அதுவும் ஆப்ஷனுடைய அட்வான்டேஜ் உங்களுக்கு இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ